வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை நைன்த் இப்போ தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஆகுது மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து thirty five thousand two hundred ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு ஸோ ப்ரீவியஸ் டே அதாவது தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபினிஷ் ஆக போகிற டைமில் பைக்கால் வந்தபடி மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு ஸோ அந்த ட்ரெண்டினுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி ஓப்பனிங் கேண்டிலும் க்ரீன் கலரில் காட்டுது பட் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கேண்டில் கலரே வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும்போது வேறு கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் பை ட்ரெண்டுக்கு க்ரீன் கலர் கேண்டில் செட் பண்ணியிருக்கோம் செல் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலர் கேண்டில் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வரும் அதை பார்த்தோன்னே நம்ம வந்து இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் நமக்கு செல் கால் வந்து வந்திருக்கு thirty five thousand hundred and seventy point நைன்ட்டியில் செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இந்த சார்ட்டை பார்த்தோன்னே ஓகே செல் கால் வந்துருச்சுன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்னு நமக்கு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டின்னு வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty five thousand eighty three வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் எப்போல்லாம் ட்ரெண்டு மாறுதோ அதாவது மார்க்கெட் வந்து ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இறங்குது அப்படின்னா செல் கால்னு வரும் அதே இறங்கிட்டு இருக்க மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகி ஏற ஆரம்பிச்சிருச்சு ரெக்கவரி ஆகுதுன்னா பை கால்னு சொல்லிட்டு வரும் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் இதில் நமக்கு ட்ரெண்ட் மாறுச்சுன்னா இப்போ கால்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் அடுத்து நமக்கு என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்னு வந்துடும் அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா பைக் காலுக்கு முன்னாடி ஆக்சுவலி செல் கால் தான் வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு மார்னிங் ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்ரேட் ஆயிருந்துச்சு thirty five thousand eight twenty three point சிக்ஸ்டியில் அப்போ ஜென்ரேட் ஆனது தேர்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டென் பாயிண்ட் தான் மேலே போச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு கண்டினியூஸ் டவுன் நேற்று மார்க்கெட் வந்து ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் ஃபுல்லாகவே டவுனில் தான் இருந்துச்சு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டு லைட்டாக சேஞ்ச் ஆனபடி க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்துட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்துட்டு அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டியில் வந்தது இப்போ ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இது வந்து சிக்னல் ஜெனரேட்டர் ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போதைக்கு நமக்கு வந்து ரெண்டு கேண்டில் கம்ப்ளீட் ஆயிருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் செவன்டீன் ஆகுது எயிட்டீன் கிட்ட ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ டவுன் வர ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு டூ மினிட்ஸ் கழித்து இப்போ தேர்ட் மினிட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் thirty five one seventy point நைன்ட்டியில் செல் பண்ண சொல்லிச்சு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் எயிட்டியவே பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா thirty five thousand five hundred put option இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி டூக்கு செல் கால் வந்தபடி போயிருக்கு ஸோ செல் கால் வந்தால் நம்ம பை பண்ணிக்கலாம் எதுலனா கால் ஆப்ஷனில் ஸோ அப்படி தான் கால் ஆப்ஷனில் நமக்கு செல்லுன்னு வந்ததை இப்போ நம்ம புட் ஆப்ஷனில் பை பண்ணியிருக்கோம் ஃபைவ் எயிட்டி நைனில் பை வந்தது சிக்ஸ் சிக்ஸ்டி செவனில் இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு டேரக்ட் ஆப்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணும் நீங்கள் இது ஆப்ஷன் பேஸ்டு ட்ரேடிங்கும் பண்ணலாம் இல்லை ஃபியூச்சரில் அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிச்சு ரெக்கவரி ஆனதில் இப்போ thirty five thousand two hundred ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டென் டுவெண்ட்டி கிட்டக்க ஆக போகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் பைக்கால் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம அந்த சார்ட்டை பார்த்தாலே போதும் இப்போ அந்த க்ரீன் கலர் கேண்டிலை பார்த்தோன்னே இப்போ நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா thirty five thousand hundred and ninety two point எயிட்டியில் நமக்கு பைன்னு சொல்லி வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty five thousand two eighty point eighty so இந்த மாதிரி தான் உங்களுக்கு பை பண்ணுறதுனாலும் சரி செல் பண்ணுறதுனாலும் சரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் நம்ம இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தோம் thirty five thousand hundred and செவன்ட்டியில் வந்துச்சு நைன் சிக்ஸ்டீனுக்கு வந்தது நல்லா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் கீழே போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு ரெக்கவரி ஆனது இப்போ டென் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் இப்போ ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்துருச்சு தேர்ட்டி ஃபைவ் டூ எயிட்டியை இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட் டார்கெட்லாம் தாண்டி மேலே வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கேன் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது டென் டுவெண்ட்டிக்கு ஜென்ரேட் ஆன டூ மினிட்ஸ்லே ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்துச்சு அதுக்கடுத்து நிறைய டைம் டார்கெட் ரேஞ்ச் கிட்ட வந்தாலும் அந்த தேர்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டீன்ற ரேஞ்ச் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து டென் தேர்ட்டி ஃபைவ்க்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இன்னைக்கு ஜூலை நைன்த் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு டென் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து option actually put option thirty five five hundred put option put ஆப்ஷன்றனால நமக்கு செல் கால் காட்டுது ஃபைவ் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து ஃபோர் சிக்ஸ்டியில் ட்ரேடிங் போகுது பட் நம்ம வந்து செல் கால் எடுக்காமல் கால் ஆப்ஷனில் பை பண்ணிக்கலாம் ஸோ அப்படியும் நம்மளால் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும் ஸோ இப்படி தான் ஆப்ஷன்லையும் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி தான் கால்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஆப்ஷன் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லை ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணி டேரெக்டாக அதை வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஹைன் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ